அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கஞ்சமலையில் உள்ள சித்தர் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் சித்தேஸ்வரர் சுவாமியை பத்தி சில குறிப்புகள்லாம் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் டைரக்டா சித்தர் கோயிலேருந்தே நான் பேசுறேன் அது கண்டிப்பா பாருங்க இப்ப புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லலாம் ஏன்னா வெளியூர்ல இருந்து இந்த சித்தர் கோயிலுக்கு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கு தான் இப்ப நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பேசுறேன் புதிய பேருந்துன்னு சொல்லுவாங்க சேலத்துல புதிய பேருந்துல இருந்து நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இளம்பிள்ளை போற வழியில சித்தர் கோயில் ஸ்டாப் இருக்குங்க சித்தர் கோயில்ல பஸ் ஸ்டாப் அங்கேயே இருக்கு அங்க இறங்கி நீங்க மலை மேல மேல கொஞ்சம் ஏறணும் அவ்வளவுதான் ஏறினீங்கன்னா சித்தேஸ்வர சுவாமி இருப்பாரு அவரை நீங்க வழிபட்டுட்டு வரலாம் அமாவாசை பௌர்ணமிக்கு இரவு நேரங்கள்ல மேல சிவலிங்கத்தை வந்து தரிசனம் பண்ணிட்டு வராங்க அதை பத்தி உங்களுக்கு நான் இருந்தே பேசியிருப்பேன் நீங்க அதை பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பில இருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கஞ்சமலையை பத்தி தான் பார்க்க போறோம் அங்கதான் இருக்கோம் இப்ப நம்ம கஞ்சமலையில தான் இருக்கோம் இப்ப கஞ்சமலையின் சிறப்புகள் என்னென்னு சொல்லி நம்ம பாக்கலாங்க இதெல்லாம் தான் கஞ்சமலை நல்லா பாருங்க சேலத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கோயில்னு பாத்தீங்கன்னா கஞ்சமலை இங்கே சித்தேஸ்வரர் சுவாமி இருக்காரு சித்தர் இங்க சித்தர்களால் உருவாக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குங்க முக்கியமா பாத்தீங்கன்னா சித்தர்கள் வந்து அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு இங்கே பயங்கர வைப்ரேஷன் இருக்குங்க இன்னைக்கு அமாவாசை அதனால நாங்கள் இங்கே தான் வந்திருக்கோம் இங்கே பயங்கர ஃபுல் ரஷ்ஷாக இருக்கு சேலம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கஞ்சமலைக்கு இளம்பிள்ளை பக்கத்தில் அருகில் இருக்கிற பக்கத்தில் ஊர் தான் கஞ்சமலை அந்த கோயிலுக்கு சித்தர் கோயில்னு சொல்லுவாங்க ஏன்னா சித்தர்களால் உருவாக்கப்பட்ட இடம் தான் இது அதனால சித்தர் கோயிலுக்கு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி கண்டிப்பாக வந்து பாருங்க நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் ஒரு மூணு அம்மாவாசைக்கு வந்து இங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மூணு அமாவாசைக்கு நீங்க கண்டிப்பா வேண்டிக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் என்னென்ன பிரச்சனைகள் இங்க தீரும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா மறு கை எல்லாம் நிறைய மறு வரும் இல்லைங்களா அந்த மாதிரி மறு நிறைய இருந்ததுனாலும் இந்த கோயிலுக்கு வந்து மூணு தடவை உப்பு சுத்தி போட்டீங்கன்னா உப்பு வந்து இங்க விற்பாங்க உப்பும் மிளகும் போட்டு நீங்க சுத்தி போட்டு அந்த இடத்துல பின்னாடி சித்தேஸ்வரர் சுவாமிக்கு பின்னாடி சித்தர் சுவாமிக்கு பின்னாடி ஒரு குளம் இருக்கும் அந்த இடத்துல நீங்க ஒரு மூணு தடவை நீங்க அமாவாசை அன்னைக்கு பண்ணிட்டு போனீங்கன்னாவே கைகள் காலில் உள்ள மருக்கள் ஏதாவது இருந்தா கூட மறைஞ்சு போயிடும் இங்க வந்து மறுக்குண்டான ஸ்பெஷல் இந்த சித்த சித்தர் கோயில் வந்து மறுக்குண்டான முக்கியமான ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம் நீங்க எது வேண்டிக்கிட்டீங்கனாலும் நடக்கும் முக்கியமா வந்து இந்த மருக்கு தான் இது ரொம்ப ஃபேமஸான கோயில் மற்றபடி பாத்தீங்கன்னா இது வந்து சித்தர்களால் உருவாக்கப்பட்ட இடம் தான் இந்த கஞ்சமலை கண்டிப்பா சேலம் வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இது நீங்க சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க சித்தர்களால் உருவாக்கப்பட்ட மலை தான் இது அதுல பாத்தீங்கன்னா கொஞ்ச தூரம் மேல போனீங்கன்னா சிவலிங்கம் இருக்கும் அது வந்து நடவாதையா வந்து பௌர்ணமி அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு இங்க இருக்கவங்க வந்து நடபயணமா போய் அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வராங்க அது நினைத்தது நடக்கும் முக்கியமா தெரிஞ்சவங்க மட்டும்தான் இங்க வந்து கஞ்சமலைக்கு வந்து அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு வந்துட்டு போறாங்க அதே மாதிரி நீங்க சேலத்துல பக்கத்துல ஏதாவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க இந்த கஞ்சமலைக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க அது அமாவாசை பௌர்ணமிக்குன்னா நீங்க என்ன பண்ணுனா இங்க மலை மேல உள்ள போய் அந்த மலை மேல அந்த சிவலிங்கம் இருக்கு அதை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அதுக்கு மேல சப்த மாதாக்கள் சப்த கண்ணியர்னு சொல்லுவாங்க அதுக்கு மேல ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு மேல போனீங்கன்னா சப்த மாதாக்கள் சப்த கண்ணியர்கள்லாம் இருக்காங்க அவங்களையும் போய் பார்த்துட்டு வாங்க இது நைட்ல தான் தொடங்கும் இந்த பயணம் நிறைய பேர் நைட்ல இரவுல தான் தொடங்குவாங்க ஏன்னா பகல்ல வந்து வெயிலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இரவுல தான் இவங்க வந்து பயணத்தை வந்து தொடங்குவாங்க அங்க போய் தொடர்ந்து நீங்க ஒரு ஆறு மாசம் இந்த மாதிரி போயிட்டீங்கன்னா உடல்ல அனைத்து விதமான நோயும் வந்து சரியாகும்னு ஒரு ஐதீகம் இருக்கு ஆனா எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து சிவனையும் தரிசி தரிசனம் பண்ணிட்டு கீழே சித்தேஸ்வரர் சித்தர் வந்து அவங்களையும் தரிசனம் பண்ணிட்டு இங்க இருக்க நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய சித்தர்கள் வந்துட்டு போறாங்க அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு அதனால அவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்குங்க ஆனா ரெகுலரா வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பா வந்து தரிசனம் பண்ணுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்க கோரிக்கை என்ன வைக்கிறீங்களோ நூறு சதவீதம் நடக்குங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவர் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியா கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்